உன்னை முழுசா நம்பினதை தவிர வேற என்ன தப்பு பண்ண அனு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க பேசாத உன் வாய்ஸை கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு இதுக்காக தானே இதுக்காக தானே இத்தனையும் பண்ண சீ இதுக்காக தானே இதுக்காக தானே இத்தனையும் பண்ண நான் no, ஊருக்கு கிளம்பிட்டேன் ஓ சேர்றோம் சொல்கிறாரு காசு வேணும்ண்ணா காசா இப்போ தானே ஊருக்கு போகிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன் அது கொஞ்சம் வேணும்ண்ணா இப்போ என்ன அடுத்த வாரம் வாங்கிக்கோ அடுத்த வாங்கிக்கடா இல்லை ஹலோ ஆ சார் கிளம்பிட்டேன் சார் நேராக அப்புறமா தான் சார் ஆஃபீஸ் ஆமாம் சார் இருந்தார் நான் கொஞ்சம் பேசி பார்க்குறேன் சார் சார் தெரியும் சார் காசி டேய் எப்படா வந்த காலையில் தான் நான் வந்தேன் டீ போட்டு எட்டு இல்லை இல்லை வேணாம் நான் வெளியே போய் குடிச்சுக்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு டீண்ணா டே இந்த பேகை பத்திரமா வீடா ஆ சரிடா என்ன சாப்பிட்ற எனக்கு ஒரு டீ நான் ரெண்டு டீ நான் உங்கள் பேகு என்ன கூப்பிடுக்கவும் நிற்காமல் போயிட்டே இருக்கானே ஐயோ என்ன போலீஸ் மாட்டிகிட்டு இருக்கானுங்க இந்த பேகை கொண்டு போய் கொடுத்துருவோம்மா இந்த பேக்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா வேணாம் நம்மளும் போய் மாட்டிக்கலாம் என்ன வேண்டா இது நம்ம மூணு பேருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை பணம் அதான் அதில் இருக்குது மூணு பேருக்கும் சேர்த்தி என்ன அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த காசு திருடிட்டு வந்துட்டானா ஏய் பார்த்து பேசுனா என்ன இந்த பேக்ல எவ்வளோண்ணா இருக்கும் டேய் நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு டேய் ஏடா பண்ண கொள்ளையடிச்சியா கொலை பண்ணியா அந்த மாதிரி காசு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி கொள்ளையடிச்சோ கொலை பண்ணியோ அந்த காசு எடுத்துகிட்டு வரல இன்னைக்கு நான் எப்படி இருந்தாலும் இது தப்பான வழியில் வந்த காசு தானே எங்களுக்கு ஒன்றும் இந்த காசு தேவையில்லை கொண்டு போய் போலீஸ்ட்டு கொடு இல்லைன்னா எங்கன்னா கொண்டு போய் போடு கொண்டு போய் என்ன மாட்டிக்கு சொல்கிறியா மாட்டிக்கோ யார் வேணான்னு சொன்னா அதனால எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஹோ நான் இந்த காசை கொண்டு போனால் மாட்டுறது நான் மட்டும் இல்லை நீங்களும் சேர்த்து தான் நாங்கள் ஏன் மாட்டணும் நீ தானே எடுத்துகிட்டு வந்த நாங்கள் எதுக்கு மாட்டணும் காசு வச்சுருக்கவன் இப்போ போலீஸ்காரன்ட்டு இருக்கான் அவன் தீவிரவாதியாக இருந்தால் எங்கூட சேர்ந்து நீங்களும் தான் மாட்டுவீங்க இப்ப என்னதான் பண்ணணுங்கிற நம்மளால் திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியாது பணம் வந்த இடத்த பார்க்காம தேவையை மட்டும் பாருங்க மூணு பங்கா போட்டு பிரித்து தப்பிச்சிடலாம் முடியாது இந்த காசு வச்சுக்கிட்டு தப்பிச்சிடலான்னு வேற நினைக்கிறியா நீ அப்படியே தப்பிச்சாலும் இந்த காசு வச்சுட்டு ஒன்று யாராலும் நிம்மதியாக இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ இதை எங்கேயாவது கொண்டு போய் போட்டு அது ஒன்று தான் வழி இதில் தப்பிக்க அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது சரி இந்த காசு எனக்கு வேணும்ண்ணா இந்த காசு வச்சு தான் நான் என் குடும்பத்துக்கு என்னால் உதவி செய்ய முடியும் ப்ளீஸ்ண்ணா நீ தான்ப்பா வேணான்னு சொன்ன ஒன்று அவனுக்கு சொல்லி புரியவை இல்லை ரெண்டு பேரும் என்னென்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் உள்ளே வெயிட் பண்ணுறேன் கார்த்தி கார்த்தி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கடா ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ எனக்காக வெயிட் பண்ணுவல்ல கார்த்தி இப்பெல்லாம் நடக்கும் நானும் எதிர்பார்க்கலன்னு இதுக்கு ஒன்று தைரியமாக இருக்கு ஹரி என்னடா பண்ணிருக்க எனக்கு அந்த காசு வேணும் ஹரி சொல்ற கேள் ஓகே ஓகே ஓகே ஓகே காசு பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் பண்ணிட்டு இருக்காதரா ஹரி சொல்கிறத கேளுடா தவிர்த்து சுற்றுப்பில்லை என்ன போட்டு தள்ளியிருப்பான் பேமாளி மன்னிச்சிருங்கண்ணா எனக்கு வேற வழி தெரிலண்ணா சந்தேகத்தின் பெயரில் விசாரிக்கப்பட்ட இரண்டு மர்ம நபர்கள் போலீசாரை சுட்டுவிட்டு தப்பியோட்டம் இரண்டு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மர்ம நபர்கள் தீவிரவாதியாக இருக்கலாம் என்று சந்தேகம் ஹரி நான் அந்த கண்ணு எங்கே எடுத்த பேக்லண்ணா அந்த பேக்கில் கண்ணை தவிர வேறு என்ன இருந்துச்சு தெரியலண்ணா அந்த பேக் எடு இதில் வேறு என்ன இருக்க போகுது இதில் இந்த பணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை நல்லா பாரு வேறு ஏதாவது இருக்கலாம் இரு ஒரு நிமிஷம் இதில் இதில் ஒரு மொபைல் இருக்குதுரா கால் வருதுடா நான் அட்டன் பண்ணுறேன் நீங்கள் யாரு என்ன எத்தனை பேர் இருக்கிறீங்க எதுவும் எனக்கு தெரியாது ஆனா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துல பணத்தை கொடுத்துட்டு ஓடிடு இல்ல இந்த டைம்ல ஃபோன்லாம் எடுத்து பேசக்கூடாது பேசி அட்டன் பண்றா கார்த்தி அனுவ தெரியுமா வினோத் வேலை தேடிட்டு இருந்தீங்க கிடைச்சிருச்சா சரி வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா நீங்க போன வச்ச பத்து செகண்ட்ல உங்க ஜாதகமே என் கைக்கு வந்துருச்சு இருந்தாலும் நான் கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தரேன் என் பணத்தை கொடுத்துட்டு ஓடிடுவேன் உயிரை காப்பாத்திக்க பாருங்க இல்ல தப்பிக்கணும்னு நினைச்சீங்க உங்க உயிர் மட்டும் இல்ல உங்களை சார்ந்தங்க உயிரும் போயிடும் I see her rolling up, Uber black Cadillac High heel boots and a sexy body full of tats Baby's bad, oh, baby's hella bad After her there ain't no coming back Wanna take a run at that I think she's feeling me, turn it up a few degrees My imagination of her body gets the best of me Oh gosh, she's such a tease, bitten lips, bruised knees I'm addicted to her, need her touching me Cause she got a bad little waist And we tearing down this place Off the liquor that we chase Got some egos to the face, baby I don't need no space Coming closer for a taste And I'll show you how I make every everything just fade away Cause she's like sex, drugs, cocaine got a fine little body and her mind's kinda naughty They say that once you taste it, you cannot replace it She could get you high, all the dopamine inside Triggers fast once she's naked, her body's a creation They say the devil made her for his entertainment But even he couldn't learn how to contain it